மாயமான மனிதன் உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் விடையே தெரியாமல் மர்மமாகவே இன்னும் இருக்கிறது அப்படி மர்மமான ஒரு நிகழ்வை பற்றிய பதிவுதான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாவது வருடம் அமெரிக்காவில் ஒரு நபர் சாலையில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாக மறைந்து விட்டார் மீண்டும் எழுபத்தி ஐந்து வருடம் கழித்து மாயமான அதே இடத்தில் தோன்றியுள்ளார் அவர் யார் என்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இதுபோல் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாவது வருடம் அமெரிக்காவில் ருடால்ஃபென்ஸ் என்பவர் சாலையில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாக மறைந்து போய்விட்டார் அவர் என்ன ஆனார் எங்கு போனார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இது நடந்து சரியாக எழுபத்தி ஐந்து வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் அவர் எந்த இடத்தில் எப்படி காணாமல் போனாரோ அந்த இடத்தில் அதேபோல் அப்படியே தோன்றியுள்ளார் இந்த சம்பவம் அமெரிக்காவில் நியூயார்க் டைம் ஸ்கொயர் என்ற இடத்தில் ஜூன் மாதம் ராத்திரி பதினோரு மணிக்கு நடந்துள்ளது இவர் தோற்றம் பார்ப்பதற்கு பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் போல் இருந்துள்ளது ஆனால் அவர் தற்போது இருப்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த இடைப்பட்ட எழுபத்தைந்து வருட கால இடைவெளியில் உலகம் அதிகம் முன்னேறி இருந்ததால் ருடால்பென்ஸுக்கு அனைத்தும் புதிதாக தெரிந்துள்ளது அனைத்தையும் ஆச்சரியமாக பார்த்துள்ளார் அதே ஆச்சரியத்தோடு சாலையை கடக்கும்போது வாகனம் மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை இது ஒரு சாதாரண விபத்து என்று கருதி விசாரணையை தொடங்கினார்கள் ஆனால் அவருடைய உடைகளை சோதனை செய்ததில் காவல்துறைக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் அவருடைய உடைகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எண்பது வருடம் பழமையானது அதில் ஒரு செப்பு நாணயம் சில அமெரிக்க ரூபாய் நோட்டுகள் அதனுடன் ஒரு முகவரி அட்டை பின் ஒரு கடிதம் இவை அனைத்துமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் உள்ளவை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தயாரிக்கப்பட்டது போல் புதிதாக இருந்துள்ளது அதில் இருந்த அட்டையில் உள்ள முகவரியில் விசாரித்ததில் காவல்துறைக்கு கிடைத்த தகவல் இறந்தவர் பெயர் ருடால் பென்ஸ் என்றும் அவர் அவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாவது வருடம் நடந்து போய் கொண்டிருக்கும்போது காணாமல் போய்விட்டதாகவும் அதன் பின் அவரை யாருமே பார்க்கவில்லை என்று அவரோட உறவினர் கூறியுள்ளார் இதை கேட்ட அதிர்ச்சியான காவல்துறைக்கு சந்தேகம் வந்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் அவர் காணாமல் போனபோது கொடுக்கப்பட்ட புகாரை தூசி தட்டி எடுத்து பார்த்தபோது அதில் ருடால் பென்ஸின் உறவினர் கூறியது அனைத்தும் சரியாக இருந்துள்ளது அது மட்டுமில்லாமல் ருடால் பென்ஸ் காணாமல் போனபோது என்ன உடை அணிந்திருந்தாரோ அதே உடையைத்தான் தற்போது இறந்தவரும் அணிந்துள்ளார் என்று கூறப்படுகிறது இன்று வரை காலத்தை கடப்பதென்பது மனிதனால் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும் பொழுது அவர் எங்கே இருந்து வந்துள்ளார் கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கா என்கின்ற கேள்விக்கு இன்று வரை விடையே தெரியாத மர்மமாகவே உள்ளது காலத்தை கடக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் கூறும் பதில் முடியும் ஆனால் தற்போதைக்கு அதற்கான வரையறைகள் மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது அதை செயல்படுத்துவதென்பது இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர் ஜாக் பென்னியின் சிறுகதையான ஐயாம் ஸ்கேட் என்ற கதையின் மையக்கர் என்று கூறப்படுகிறது ஆனால் ஜாக் பென்னி குறிப்பிட்ட அந்த நாவல் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆனால் இந்த சம்பவம் குறித்து அதே ஆண்டில் வெளியான செய்தித்தாள்களில் ஏப்ரல் மாதமே இந்த செய்தி வெளியிடப்பட்டதாகவும் இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டே பென்னியின் கற்பனை நாவல் உருவாகி இருக்கலாம் என்று பரவலாக பேசப்படுகிறது ஆனால் இது உண்மையை தழுவி எழுதப்பட்ட நகர்ப்புற புராண கதை என்று பரவலாக பேசப்பட்டாலும் வளர்ந்த நாடான அமெரிக்காவில் இது ஒரு மர்மமாகவும் இன்னும் புரியாத புதிராகவும் இருக்கிறது அதனால் ருடால்ஃபென்ஸ் வாழ்க்கை இன்னும் இடையே தெரியாத மர்மமாகவே உள்ளது மீண்டும் வேறு ஒரு மர்மமான நிகழ்வுகளில் சந்திப்போம் வணக்கம்